வாங்க சார் வாங்க வாங்க அம்மா வாங்க அது போன வாரம் பண்ண ஃப்ரெண்ட் இந்த வாரம் பண்ணுற ஞாபகம் oh, வாங்க சார் வாங்கம்மா இப்போ நம்ம கம்பெனியில் பார்த்தோன்னா ஒரு மொபைல் வைக்கிறோம் சார்ஜோ ஃபிஃப்டி oh e. உங்களுடைய பேசிக் மொபைலை கொடுத்துட்டு இந்த புது மொபைல் வாங்கிட்டு போகலாம் டூ ஹவர்ஸ் லேட்டர் ஃப்ரெண்ட் கொஞ்சம் நேரமாச்சு மொபைல் வாங்கன்னு எவனும் வரல வருவான் எவனும் வெளியில் போய் மாட்டாமலாம் போயிரு போகிறான் வாங்க Oh no! ஒரு பத்து கொடுங்களேன் சார் பத்து மொபைலும் தர மாட்டோம் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் கொடுத்துட்டு இந்த புது மொபைல் ஓ நோ அப்படி இருந்தாங்க பழைய ஃபோனு புது குடு குடு ஐயா jolly jolly jolly jolly jolly வா நம்ம வேறு இடத்துக்கு போகலாம் அந்த இடத்துல நான் மாட்டவெல்லாம் இருக்கிறோன்னு Two hours later. Oh வெறும் பேப்பர் தான் இருக்கு நான் சும்மா வர மாட்டேன் வர்றேன் இங்கே இருந்தாங்க எங்க போனாங்க வாங்க சார் வாங்க வாங்க அம்மா வாங்க வாங்க சார் வாங்க வாங்க அம்மா வாங்க யாரும் வர மாதிரி ஒண்ணு தெரியல ஓ oh நோ என்னடா ஒரு இல்சா போய் மாட்டாங்க ஒரு போய் மாட்டாங்க பேர் பார்த்துக்கலாம் அப்படியே